அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டின் ஏஎம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து பைக்கால் வந்தபடி க்ளோசிங் ஆனது அது நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்றதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு sell at thirty four four twenty eight point eighty இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம் இல்லை கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அந்த first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்ன கேண்டிலாகவும் சின்ன சின்ன லைன்ஸாகவும் தெரியலாம் பட் நமக்கு ஒரு பெரிய கேப் டவுன் அதனால தான் நமக்கு கேண்டில்ஸ் அடுத்த கேண்டில் பார்க்குறக்கு சின்னதாக இருக்குது நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty four thousand three forty two ஒரு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு எயிட்டி செவன் பாயிண்ட் கிடைக்குதா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் எப்போல்லாம் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுதோ இந்த மாதிரி கேண்டில் கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அது கேண்டிலுடைய கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிடும் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர்னு வச்சுருக்கோம் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு வச்சுருக்கோம் ஸோ எவ்ரிடே ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டே வந்திருக்கு ஸோ இப்போ ஃபியூச்சர் ட்ரேடரால் என்ட்ரி எடுத்துக்க முடியும் ஸோ வந்திருக்க அந்த கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்கிறது நல்லா பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிட்டே இருக்குது நியூஸ் ரிலேட்டடும் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தான் வார் ரிலேட்டட் நியூஸ் தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து இந்த ரஷ்யன் வார் வந்து போயிட்டே இருக்கனால நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது நமக்கு கிடைச்ச செல் கால் ஜஸ்ட் ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா first hour range break out ஆயிருக்கு thirty four thousand four twenty eight point எயிட்டியில் நமக்கு கிடச்சது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டிக்கு கீழே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly put option thirty four thousand four hundred put option அந்த மணி தான் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம் செவன் தேர்ட்டி த்ரீல வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது இந்த மணி ஆப்ஷன்லாம் போனீங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ டேரக்ட் ஆப்ஷனில் கால்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ண தான் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதாவது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் டக்கு டக்குன்னு இப்போ ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ பேங்க் நிஃப்டி என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ